சொல்லுது சாம்பல் பேசி செல்வோம் அன்பு குழந்தைகளே அருமை பெற்றோர்களே பாசமிகு பெரியவர்களே நண்பர்களே உறவுகளே ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள் அன்பார்ந்தவர்களே நாம இன்னைக்கு ஒரு புதிய அனுபவத்திற்குள் செல்ல இருக்கிறோம் புதிய காலம் பொதுக்காலம் கழிந்து இடையிலே தவக்காலம் என்ற ஒரு புனித காலத்திற்குள் நாம் நுழைகின்றோம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை திருநீற்று புதன் என்று திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது இது அருமையான காலம் இது அன்று கடன் திருநாள் புதுநன்மை வாங்கியவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் கடமை ஆற்ற வேண்டிய நாள் ஒரு சந்தியும் சுத்த போஜனமும் இருக்க வேண்டிய நாள் திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு அறிவுரை நாம் நன்றாக இருக்க வேண்டும் தவக்காலத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அதன் பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை நம்மிடம் இப்படிப்பட்ட காலத்தை கொடுத்து தியானிக்க அழைக்கிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே அருமையான காலத்திற்குள் நாம் நுழைவோம் பல வேலைகள் இருக்கும் பல அலுவல்கள் இருக்கும் பல கடமைகள் இருக்கும் பல பொறுப்புகள் இருக்கும் தள்ளி போக முடியாத தள்ளி வைக்க முடியாத நேரங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நம்ம தள்ளி வைக்கணும் இல்லையா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் காரணம் தவக்காலம் பாவங்களின் தள்ளுபடியின் காலம் கடவுள் மிகவும் இரக்கம் கொள்ளுகின்ற காலம் நம்மீது இரக்கம் கொண்ட காலம் நம்மீது அளப்பரிய அன்பை காண்பிப்பதற்காக தன்னை முழுமையாக ஆண்டு ஒப்பு கொடுத்த நேரம் காலம் இது ஆகவே ஆண்டவருக்காக நாம் இந்த காலத்தை அவருக்கு அவரோடு சேர்ந்து செலவழிப்பதில் நாம மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் ஆகவே காலம் தாழ்த்த வேண்டாம் கடமைகளுக்காக நாம் ஓடி ஓடி நம்ம வாழ்க்கை பூரா உழைக்கலாம் ஓடி ஓடி சேர்க்கலாம் ஓடி ஓடி பணி செய்யலாம் ஆனால் இந்த காலம் நமக்கு நம் வாழ்வை மீட்டு தருகின்ற அற்புதமான காலம் என்று உணர்ந்து இந்த காலத்திற்காக நம்மையை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் தள்ளி வைங்க எப்படிப்பட்ட அப்பாயின்மெண்டா இருந்தாலும் அதை ஒதுக்கி போடுங்க ஆண்டவருக்காக ஒதுக்கி போடுங்க அவர் உங்களுடைய கடமைகளை செய்வார் ஆமா நாம் நல்லா இருந்தா தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆகவே நாம் நல்லா இருக்கிறது மட்டுமல்ல ஆன்மாவும் நலமோடு இருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய அக்கறை ஆகவே இந்த காலத்திலே விவிலியத்தில் யோவேல் ஆகமம் ஒரு சிறிய புத்தகம்தான் யோவேல் என்ற இறைவாக்கினர் ஒரு மூன்று அதிகாரங்கள் தான் எழுதியிருக்கிறார் ஆக அந்த அதிகாரம் வந்து மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை நமக்கு சொல்லுகிறார் இன்னும் ஒரு அருமையான ஒரு வாசகம் தெரியுமா சின்ன சின்ன அதிகாரங்கள் தான் சிறிய புத்தகம்தான் ஒரு நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டில் பாரசீக மன்னரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது அந்த சமயத்தில் கொடும் வறட்சி பஞ்சம் பட்டினியாக இருக்கிற நேரங்களில் ஒரு விசுவாசத்தை ஆழமாக ஊன்றுகோலாக வைக்க வேண்டிய கட்டாயத்தை வலியுறுத்துகின்ற ஒரு அற்புதமான சிந்தனைகளை யோவேல் நமக்கு தருகிறார் நமக்கு எப்படித்தான் நிறைய லாக்டவுன்ஸ் பேண்டமிக் காலங்கள் நிறைய வறட்சி தான் நமக்கு நிறைய இழப்பு தான் நமக்கு நிறைய இழந்திருக்கோம் உறவுகளை இழந்திருக்கிறோம் உயிர்களை இழந்திருக்கிறோம் பெற்றோர்களை இழந்திருக்கிறோம் சொந்தங்களை இழந்திருக்கிறோம் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம் நிறைய வியாபாரங்களில் நிறைய இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறோம் ஆனால் அது மீண்டும் கிடைக்கும் உழைத்தால் கட்டாயம் கிடைக்கும் ஆனால் ஆன்மாவை இழந்தோம் என்று சொன்னால் நாம் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழக்க நேர்ந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆக இவைகள் ஒரு காலம்தான் நமக்கு ஒரு இப்படிப்பட்ட வாழ்க்கை காலத்திலே நாம் சந்தித்திருக்கிற ஒரு மிக ஒரு கொடிய நேரம் தான் அது ஒரு எச்சரிக்கையாக கூட நமக்கு இருக்கலாம் நிறைய நாம் இழந்திருக்கிறோம் விசுவாசத்தை இழந்திருக்கிறோம் கோயிலுக்கு போக முடியல ஆண்டவரை தரிசிக்க முடியல வார்த்தையை கேட்க முடியல எல்லாத்துக்கும் தடையாக இருந்தது தான் தொற்று வந்தது தொற்று இருந்தது அது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நிறைய பேர் இழந்தாலுமே நாம இருக்கிறோம் இன்னைக்கு ஆக நமக்கும் ஒரு எச்சரிக்கை தான் ஆக இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருக்கிறோம்ன்றத நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன என்ன சாதித்தோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சாதித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொள்வதற்கான இந்த எந்த ஆண்டு நமக்கு இந்த சிந்தனையோடு இந்த தவ காலத்தை எதிர்கொள்வோம் யோகவியல் ஆகமத்துல பன்னிரெண்டாம் அதிக ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கு பா கேட்போம் பாருங்க இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிகுந்தவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாற்றுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூட்டி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தங் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அன்பர்களே இந்த வாசகத்தில் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு வரியுமே ரொம்ப முக்கியம் அருமையான வாசனம் வசகம் வசனம் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட வசனங்கள் வார்த்தைகள் உயிரோட்டமுள்ள வார்த்தைகள் நாம் இந்த தவக்காலத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை இது நமக்கு சொல்லுகிறது நற்செய்தியிலும் அதுதான் சொல்லுகிறார் மத்திய நற்செய்தியில வித்தியாசமா சொல்ற ஆண்டவர் கூட நீங்க வெளிவேடக்காரர்களா எல்லாம் இருக்காதீங்க வெளிவாடர்கள் வெளிவேடக்காரர்களை போல் இருக்க வேண்டாம் நீங்கள் உள்ளத்திற்கு நீங்கள் தயவு செய்து உங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் உங்களை உட்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே கடவுள் பாருங்க நம்ம மீது எவ்வளவு தூரம் அன்பு செய்திருக்கான்னா இவ்வுலகத்துக்கு நம்மை போல் வாழ வந்து நமது கஷ்ட துன்பங்களை எல்லாம் சுமந்து கொள்வதற்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார் பாருங்க நமக்காக சிலுவை சுமந்தார் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் பழிகளை சுமந்தார் நமது பாவங்களை தமது தோல் சுமந்தார் ரொம்ப கஷ்டமா தான் கீழே விழுந்தார் பலமுறை எழுந்து நடந்தார் எதற்காக நமக்காக நான் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக யோசிச்சு பார்ப்போம் தவ காலத்தை இந்த ஒரு நாள் மட்டுமல்ல இந்த நாற்பது நாட்களுமே ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க நம்ம புறப்படணும் கடுமையான தியானம் இருக்கணும் கடுமையான தவம் இருக்கணும் கடுமையான உபவாசம் இருக்கணும் இது மூன்று இருந்தா தான் சாத்தானி அப்பாலை போன்று சொல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் இல்ல இனி ஒரு நாள் தான் அல்லது பெரிய விழிகளாக பார்த்துக்கலாம் இல்ல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு ஆழமான விசுவாசம் வேணும் நம்பிக்கை வேணும் அது இல்லை குறைஞ்சு போச்சு நிறைய தவிக்கிறோம் நிறைய போராடுறோம் நிறைய செலவு செய்யறோம் ஆனா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கான நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை நிறைய இழந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆன்மாவை இழக்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும் அதான் அப்படி குறிக்கோள் ஆகவே நம்ம இந்த பந்த இந்த பந்தயத்தில் ஓடணும் ஓட்டக்காரர்களோடு சேர்ந்து நம்ம ஓடணும் பந்தயத்துல வெற்றி அடைவதுதான் நமது லட்சியம் வெற்றி அடையணும் சோர்ந்து போய்விடக்கூடாது தொகுத்து விடக்கூடாது தோல்வி அடையக்கூடாது ஆகவே அதுக்கு சக்தி நமக்கு வேணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதான் நமது ஆன்மீகம் தபம் ஜபம் பரித்தியாகம் நாம் தபம் ஜபம் செய்யறதுக்கு காரணம் பிறரோடு நாம் உறவு கொண்டு வாழ அன்புறவு கொண்டு வாழ பிறருக்கு உதவி செய்ய பிறருடைய பிறரை பிறரை ஏற்றுக்கொள்ள பிறரை மன்னிக்க நமக்கு சக்தி கிடைப்பதற்கு தான் தபசம் தபம் ஜபம் கூட நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தவக்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள புறப்படுவோம் ஆனவர் நமக்கா எல்லாம் இழக்க தயாரா இருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்தார் ஆண்டவர் தனது இறுதி சொல் ரத்த வரையில் அவர் சிந்தி தனது உயிரே நமக்காக கொடுத்திருக்கிறார் விலையாக கொடுத்திருக்கிறார் அவரே இவ்வளவு கொடுக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் ஏன் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது தியாகம் பண்ணக்கூடாது ஏன் நம்ம முயற்சி செய்யக்கூடாது தயவு செய்து அன்பார்ந்தவர்களை இந்த ஆண்டு வேற நாள் கிடைக்காது அடுத்த ஆண்டு இன்று இன்று வராது நேற்று இன்று போல் இல்லை நாளை இன்று போல் இல்லை இன்று நமக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முந்தி முந்தி இறையரசை தேட வேண்டும் விழிப்பாயிருந்த அந்த கண்ணீர்களைப் போல நாமும் விளக்குகளை ஏந்தி கொண்டு அதற்கான எண்ணெய்களையும் தயார் செய்து கொண்டு ஆண்டவர் எதிர்கொள்ள அதாவது எப்போதும் தயாராக இருக்கணும் சந்திக்க தயாராக இருக்கணும் எதிர்கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் என் அன்பார்ந்த மக்களை வாருங்கள் விழிப்பாயிருந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கிறீங்களே வாருங்கள் என் தந்தையின் தன் தந்தை தருகின்ற அந்த ஏற்பாட்டில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைப்பார் அதான் நமக்கு முக்கியம் இந்த உலகத்துல என்ன சாதிச்சோங்கிறது ஆண்டவர் கேட்க போறதில்ல ஆன்மாவை எப்படி காப்பாத்தி கொண்டதான் கேட்க போறார் எவ்வளவு சொத்து சேர்த்த எவ்வளவு பணம் சேர்த்தா எவ்வளவு பொருட்களை வச்சிருக்கிற அப்படிலாம் ஆண்டவர் கேட்க போறதில்ல இதெல்லாம் இந்த உலகத்தோட சரி ஆறு அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது நாளைக்கு அதை பார்க்க யாரும் பார்க்கலைனாக்கா அது இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க எதுவுமே நம்ம சொந்தம் கிடையாது மனிதனே நீ மண்ணாயிருக்காய் மண்ணோடு நீ போயிடுவ மண்ணுக்கே நீ திரும்புவாய் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில மீண்டும் செல்ல வேண்டிய நிரந்தரமான என் வான் வீட்டிற்கு நிரந்தரமான என்னுடைய தாய் வீட்டுக்கு செல்வதற்கு நான் வழி தேட வேண்டும் தேடுவோம் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் செபிப்போம் இந்த நேரத்துல இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் என் அருகில் இருந்து என்னை தேற்றுவதற்காக பலன் தருவதற்காக இருக்கிறார் அவர் இருக்கிறவர் எப்போது நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு பயணம் செய்கிறவர் நம் வாழ்க்கையோடு ஒன்றரை கலந்திருக்கிறவர் நம்மை விட்டு ஒருபோது பிரிந்து போகாதவர் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் வைத்துக் கொண்டு இந்த நேரத்தை ஜெபிப்போம் ஆண்டவரே வல்லமையில தகப்பனே என்னோடு இருக்கிறவரே என்னை ஆள்கிறவரை என்னை வழிநடத்துகிறவரை என்னை தீர்ச்சுகிறவரை என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாய் என்றென்றும் வைத்துக் கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றவரை ஆண்டவரை காலத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்த என்னை வழிநடத்தும் நான் எழுந்து வருவேன் ஆண்டவரை எழுந்து வருவேன் ஆண்டவரே உமக்கு எதிராகவும் என் தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் இனிமேல் உமது மகன் என கருதப்படவன் நான் தகுதியற்றவன் என்ற என்று நான் என்னை உணர்கிறேன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறேன் அது எனக்கு திருப்தி தரல நல்லதாக இல்லை இனி வாழப்போகிற வாழ்க்கையில் தான் ஆண்டவரை உம்மோடு நான் வாழ்வேன் என்று எனக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்து உண்மை ஆதாயமாக்கி கொள்கின்ற அற்புதமான நலனை வளனை வளமையும் நான் பெற்றுக்கொள்வேன் தவக்காலத்தை முறையாய் நான் பயன்படுத்துவேன் சோம்பல் தனம் வரும் சோம்பேறித்தனம் வரும் நிறைய சோதனைகள் வரும் அத்தனையும் நான் எதிர்கொள்வேன் ஆண்டவரே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய சக்தி எனக்கு தாரும் அதை கொண்டு நான் தீமைகளை விளக்கி நன்மைகளை நான் ஆதாயமாக்கி கொண்டு உண்மை வந்து சேரக்கூடிய அருளை எனக்கு தாரும் இவையெல்லாவற்றில் எங்கள் ஆண்டவர் திருக்குமாரம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நோக்கி ஜிபிக்கிற நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியை வாழ்க